குரூப் லிங்க்கும் ஆல் டைப் ஆஃப் குரூப் லிங்க்கும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website link எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்றத பற்றி கீழே லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம் ஏதோ ஒரு வீடியோஸ் நீங்கள் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சைடில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுற அந்த அப்புறம் பெய்டு ப்ரமோஷன் அதோட rules and regulation paid promotion எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து WhatsApp paid promotion Telegram paid promotion அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் சாரி ப்ரௌசரில் லோட் ஆகும் லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் விட்டு வந்து டெலகிராம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியூ இன் டெலகிராம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட டெலிகிராமில் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிவியூ சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் பெய்டு ப்ரமோஷன் சேனலில் வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிளானோட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ பிளான் வேல்யூ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணும் செக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் கான்டெக்ட் கான்டெக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் இந்த வீடியோலையும் இருக்குது வீடியோ சைட்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப்புக்கு தனியாக டெலிகிராமுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வந்து வச்சுருப்பீங்க ஸோ அவங்க வந்து எப்படி வந்து வீடியோவை வந்து கரெக்டான ரீச் பண்ண முடியும் எப்படி வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நானே நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டை டெய்லியும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வீடியோஸ் ஒரு சில டைம் அஞ்சாறு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இவங்களோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு அப்டேட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதேமாரி யூடியூப்பில் லான்ச் பண்ணுற புதுக்கு புதுக்காக வர்ற அப்டேட்ஸு என்னென்ன வருது பேமெண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல் செல்வா டெக் அப்படின்றவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வந்து நானே ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா one point five K video ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எழுபத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற வகையில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக இவங்களோட சேனலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து இந்த சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க போகிற ஒவ்வொரு புத்தம்புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நம்மளோட நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரை வந்து இந்த சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு வெஸ்டர்ன் கூட பார்க்கலாம் ஓகே பாய்